பொய்யில் வணக்கங்கள் அன்பர்களே யாருக்கு பூரணத்துவம் என்கின்ற ஞானம் கிடைக்கும் இதுதான் இன்றைக்கி தலைப்பு அதாவது இந்த பிரபஞ்சம் வந்துட்டு ஒரு நேர்காணல் நடத்துகிறாங்க நேர்காணல் நடத்தும் பொழுது அதுக்கு ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க உதவியாளர் கூப்பிட்டு அந்த மூணு பேர் பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உதவியாளர் சொல்கிறாரு ஐயா ஒருத்தர் சிவா மார்க்கம் உள்ளவருங்க இன்னொருத்தர் அல்லாஹு மார்க்கம் உடையவர் இன்னொருத்தர் கிறிஸ்து மார்க்கம் உடையவர் மூணு பேர் இந்த என்லைட்டனுக்காக வந்திருக்காங்க உங்ககிட்ட நேர்காணலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படியா அவங்களுக்கு நே அவங்களுக்கு என்லைட்டன் கிடைக்கிறது வாய்ப்பு குறைவே அப்படிங்கிறாரு ஏங்க ஐயான்னு கேட்குறாரு அதாவது அவங்க வந்துட்டு போலியான ஒரு பெயரை கொடுக்குறாங்க அவங்க சொந்த பேர் இல்லாமல் வேறு ஒரு பேரில் வந்திருக்காங்க உதாரணத்துக்கு சிவா அல்லாஹு கிறிஸ்து ஜீசஸ் இந்த பேர் அவங்க கொடுத்து என்லைட்டனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஞானம் பூரணத்துவத்தை அடைஞ்சவங்க அவங்க பேரை சொல்லிட்டு மூணு பேர் புதுசாக வந்திருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறது எப்படி லாஜிக் இடிக்குதே அப்படின்னு கேட்குறாரு இல்லையா அவங்கக்குள்ளே பூந்து பார்த்தா இது தாங்கயே தெரியுது ஒருத்தரை முழுமையாக கிறிஸ்து ஆக்கிரமிச்சிருக்காரு இன்னொருத்தர் அல்லாஹு ஆக்கிரமிச்சிருக்காரு இன்னொருத்தர் சிவா ஆக்கிரமிச்சிருக்காரு இந்த மாதிரி மூணு பேர்த்துக்குள்ளேயும் இவங்க தன்மதயம் ஜாஸ்தியாக இருக்குது அவங்க மூலம் இவங்க என்லைட்டன் அடையிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க யான்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க உடனே அதுக்கு பிரபஞ்சம் சொல்கிறாங்க அதாவது அவங்களுடைய தன்மைங்கிறது இன்னும் காலியாக இருக்குது அந்த தன்மையை அவங்க எப்போ பயன்படுத்துகிறாங்களோ அப்போ தான் பூரணத்துவம் அப்படிங்கிற அந்த ஞானத்திற்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்து இவங்க ஏற்கனவே ஞானம் அடைஞ்சவங்களுடைய பெயரை சொல்லிக்கிட்டு அவங்க மூலம் அடையணும் அடையணும்னு வந்தால் இது வந்துட்டு நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒருவருக்கு ஒரு முறை தான் அந்த பூரணத்துவம் கிடைக்கும் அது அவங்க ஏற்கனவே அடைஞ்சாச்சு இவங்க வந்துட்டு இவங்க தன்மையை வெறுமைப்படுத்திட்டு எம்டி படுத்திட்டு சுத்தப்படுத்திட்டு நியூட்ரலாக நடுநிலைமையாக அவங்களுடைய பெயர் முகவரியோட எப்போ வர்றாங்களோ அப்போ தான் இந்த பூரணத்துவத்துக்கு இவங்களுக்கு வாய்ப்பு அதை தவிர்த்து வேறு யார் பேரை எந்த கோட்பாட்டு பேரை எதை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பூரணத்துவம் அடையணும்னு நினச்சாலும் அது வாய்ப்பு இல்லைன்னு பிரபஞ்சம் நேரடியாகவே உதவியாளர்கிட்ட சொல்லிடுது சொல்லிவிட்டு அவங்கள சந்திக்க மறுத்து அவங்கள அனுப்பியாது இது கதை முடிஞ்சது அதாவது நண்பர்களே கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க ஏற்கனவே ஒரு பூரணத்துவம் அடைஞ்ச ஒருவரை வச்சுக்கிட்டு நம்ம இந்த வாழ்க்கையவே வீணடிச்சிடக்கூடாது உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான அந்த தன்மை உங்களுக்காக வெயிட் பண்ணுது காத்திருக்குது அந்த தன்மைக்குள்ளே நீங்கள் வேறு எதை போட்டு நிரப்பினாலும் அவங்க தன்மை வந்து உங்களை முழுமையாக ஆக்கிரமிச்சிடும் அது இந்த என்டையர் மனித பிறவிங்கிற அற்புதமான வாய்ப்பையவே சிதைச்சிரும் எனவே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தன்மை எந்த அடையாளம் இல்லாமல் சுத்தமாக நடுநிலைமையாக உங்களுக்காக காத்திருக்குது நமக்கு அடையாளம் தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை எனவே இந்த அடையாளத்தை நீர்த்து போக நீங்கள் எடுக்கிற முயற்சி தான் இந்த பிறவியை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதற்கு சமம் எனவே அந்த தன்மையை நோக்கி பயணப்படுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அன்புடன் பகுச்சந்திரு ஜி